மினிட்ஸ் ஒன் செகண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கிற டூ பாயிண்ட் ஜீரோவோட ட்ரைலர் நம்ம சூப்பர் ஸ்டார் ட்ரைலரோட எண்ட்ல சொல்ற மாதிரியே it sets a screens on fire அப்படின்னு தான் சொல்லணும் Lyca Productions director Shankar super star Kumar இந்த ஹோல் டீமுக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு தான் தோணுது ட்ரைலர் வேற லெவல் இருக்கு ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன்ல ரசூல் புக்குட்டி சொன்ன மாதிரி இது இந்தியன் ஃபிலிம்னு கூட சொல்ல முடியாது இட்ஸ் குளோபல் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல தான் டூ பாயிண்ட் ஓவோட ட்ரைலர் இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் விஷுவல் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் ஃபோன்னாலே அக்ஷய்குமாரோட உருவம் வரது அந்த ஈகிளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிட்டி மாஸ்னு சொல்கிறத விட இன்டர்நேஷ்னல் கிளாஸாக இருக்குது இன்ஃபேக்ட் ட்ரைலரை பார்த்து முடிச்ச உடனே அப்படியே கண்டினியூவாக ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி இந்த ட்ரைலரை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சான்ஸே இல்லாமல் செம்மையான ஒரு ட்ரைலராக இருக்கு அண்ட் இந்த ட்ரைலரை நான் இன்னும் த்ரீ டியில் பார்க்கல இதில் பார்க்கவே இவ்வளோ மாசாக இருக்கே த்ரீ டியில் இந்த ட்ரைலர் எப்படி இருக்கும் டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாவே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ட்ரைலரை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டெக்னாலஜி நம்மள கனெக்ட் பண்ணுது நம்மளுக்காக சர்வ் பண்ணுது in two thousand eighteen it will target us when the fifth force evolve a super power must reboot அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஒன் லைன ஓரளவுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க அதோட அக்ஷய்குமாரோட அந்த பவர்ஃபுல்லான டயலாக் இருக்குல்ல செல்போன்ஸ் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் கொலகாரங்க அப்படின்னு சொல்றாரு இது மூலமா செல்போன்ஸ் மேல அவருக்கு இருக்கிற தீராத வெறுப்பு ரொம்ப கிளியரா புரியுது அதே மாதிரி சிட்டிக்கும் சிட்டி ரீலோடட்க்கும் சூப்பர் ஸ்டாரோட ஃபேஸ்ல சீரீஸ்லயே செம சேஞ்ச் இருக்குல்ல ஸோ ஹாலிவுட்டோட சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரெண்டு சூப்பர் ஹீரோஸ்க்கு இடையில நடக்கிற வார் தான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு தோணுது பட் என்னன்னா பெருசா புதுசா எந்த சீன்ஸையும் ரிவீல் பண்ணல ஆல்ரெடி நம்ம த்ரீடியோட மேக்கிங் வீடியோல டீசர்ல பார்த்த சீன்ஸ் தான் இதுலயும் காமிச்சிருக்காங்க அந்த சீன்ஸோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் டீடைல்ஸ் காமிச்சிருக்காங்களே தவிர புதுசா எந்த ஒரு ஷார்ட்ஸையோ எந்த ஒரு கேரக்டரையும் ரிவீல் பண்ணல படத்தோட கிராண்டியர் விஷுவல் எஃபெக்ட்ஸோட மாச காட்டுற மாதிரியான ஒரு ட்ரைலரா தான் இதை ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த பேட்டர்ன் விஷுவல்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு அண்ட் அதோட எமி ஜாக்சனை கொஞ்சம் மிஸ் பண்ணுறவங்களுக்கு சிட்டிலிருந்து டூ பாயிண்ட் ஓ oh வேர்ஷனை அசம்பிள் பண்ணுறதே எமி ஜாக்சன் தான் அண்ட் அவங்களோட ரொமான்ஸ்க்கான ஒரு சின்ன பிட்டையும் காமிச்சிருக்காங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த ட்ரைலரை ரிவ்யூ பண்ணுறதை விட ஒரு fifty hundred two hundred times பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்தியன் சினிமாவில் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கான விஷுவல்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ இந்த டூ பாயிண்ட் oh ஓட ட்ரைலர் உங்களை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு நீங்கள் இதை அப்புறமா எவ்வளோ எக்ஸைட் ஆயிருக்கீங்க எல்லாம் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு ஃபிஃப்டி டைம்ஸ் இந்த ட்ரைலரை பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பிரேக் டவுனாக எடுத்துட்டு வரேன்